ஸோகுல காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நேரத்துலேருந்தே வந்துட்டு பேசப்பட்டு வருகிறது ஓகேவா ஸோ ஃப்ரீ ஃபயர் பேன் அப்படின்னு வந்துட்டு நேரத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க யூடியூப்லேயே வந்துட்டு இதை பற்றி ஒரு நூற்றம்பது வீடியோஸ் மேலே அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ ஃப்ரீ ஃபயர் பேனா அப்படி இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஏன்னா என்னையை பொறுத்தளவில் ஓகேவா ஸோ இது வந்துட்டு சில பேர் வந்துட்டு பப்ஜி கேஸாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு கூட யூடியூப்பில் வீடியோ போட்டுருக்காங்க ஓகேவா ஸோ பப்ஜிக்கு பப்ஜி வந்து பப்ஜியை பார்த்து ஃப்ரீ ஃபயர் வந்து காப்பி அடிச்சிட்டாங்க அதனால் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் வந்துட்டு பேன் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க பிசிலேயே வந்துட்டு லாகின் ஆக மாட்டேங்குது எந்த எம்லேட்டும் லாகின் ஆக மாட்டேங்குது ஐஃபோன்லேயும் லாகின் ஆக மாட்டேங்குது ஏர்டெல் யூசர்ஸ்க்கு வர மாட்டேங்குது அப்படின்னு என்னையை பொறுத்தளவில் ஓகேவா ஸோ இது வந்துட்டு என்னையை பொறுத்தளவில் இது வந்துட்டு ஒரு கிளிச்சாக இருக்கும் ஓகேவா ஸோ காப்பிரைட் இஷ்யூவாக இருந்ததுன்னா ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துட்டு இருக்குது ஓகேவா ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் இருக்குது ஆனால் ஃப்ரீ ஃபயர் ஆப் தான் இல்லை காப்பிரைட் இஷ்யூவாக இருந்தால் ஃப்ரீ ஃபயர் மேக்ஸ் வந்துட்டு இருக்குது ஓகேவா ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு பப்ஜி கேஸாக இருக்கிறதுக்காக வாய்ப்பு கிடையாது ஓகேவா ஸோ காப்பிரைட் இஷ்யூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இது கண்டிப்பாக வந்துட்டு கிளிச் இஷ்யூவாக இருக்கும் சீக்கிரமாக வந்துட்டு ஃப்ரீ ஃபயரே வந்துட்டு சரி பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ தேங்க்யூ